ஒரு ஊர்ல ஒரு ராஜா அந்த ராஜாக்கு ராஜாலி பறவை வளர்க்கணும்னு ஆசை ரெண்டு பறவை வாங்கிட்டு வராங்க ஒரு பறவை மட்டும் நல்லா உயர்ந்த பறந்துட்டே இருக்கு ஒரு பறவை அது வாங்கிட்டு வந்து அந்த கிளை மேலேயே உட்காந்துட்டே இருக்கு என்னென்னவோ செக் பண்றாங்க அந்த பறவையால பறக்கவே முடியல மருத்துவரை கூட்டு வருவாங்க ஏதோ ஏதோ பண்றாங்க பண்ண முடியல உடனே அந்த ராஜா அந்த ஊர் மக்கள் கிட்ட இந்த பறவையை பறக்க வைக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் எல்லாருமே வராங்க பறக்க வைக்க ட்ரை பண்றாங்க எதுவுமே பண்ண முடியல ஒரு நாள் ஒரு விவசாயி போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தா அந்த பறவை பறக்க ஆரம்பிச்சிச்சு அந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி அந்த பறவை பறந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அவர்கிட்ட கேட்டதுக்கு சொன்ன ஒரு விஷயம் அந்த பறவை உட்காந்துருந்தா கிளையை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்படி தான் நம்ம எல்லா லைஃப்லையும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம சேஃபாக உட்காந்துட்டே இருப்போம் ஆனால் நம்ம எப்போ கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வருமோ அப்போ தான் நம்மளோட வாழ்க்கைன்ற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகும் நம்மள பல பேர் பணக்காராகணும் ஆனால் உழைக்கக்கூடாது சாதிக்கணும் ஆனால் கஷ்டப்படக்கூடாது இதே மென்டாலிட்டியோட இருக்கும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டவங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தவங்க மட்டும்தான் நம்மளும் அந்த பறவை மாதிரி உயர பறக்க முடியும் ஆனால் ஃப்ளைட் டிக்கெட் வாங்க காசு வேணும்ல கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் என்ன ஃப்ளைட்டே கூட வாங்க முடியும் உனக்காக ஒருவன்